கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த கடன்ல இருந்து விடுதலையாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கு நாம் செபிக்க போகிறோம் நம்முடைய குடும்பங்களில் எவ்வளவோ பேர் கடனில் தான் கஷ்டப்படுறோம் எவ்வளவு வருமானம் வந்தாலும் பாருங்க கடன் கடன் கடன் ஏதாவது ஒரு பிரச்சனையில் கடனில் மாட்டிக்கிடுறோம் அதுக்காக ஆண்டவர் நமக்கு தந்ததான வசனம் உபாகமம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசிர்வதிக்கவும் கத்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் இந்த வசனம் என்ன சொல்லுது பாத்தீங்களா நாம் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்போமா கடன் வாங்க மாட்டோமா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க அப்படியானால் நாம் இந்த கடன் வாங்காமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் ஒரே ஒரு கண்டிஷன் ஆண்டவர் சொல்றாரு அதே அதிகாரத்துல ரெண்டாம் வசனம் நீ உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரோ நம்ம அதை அப்படியே கேட்டு கீழ்ப்படிஞ்சோம்னா நமக்கு கடன் வராது இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கணும்னு வச்சுக்கிடுங்களேன் அந்த பொருளை எப்படி வாங்கலாம் எந்த தமிழையில வாங்கலாம் எப்படி கடன் வாங்கலாம் இப்படிதான் நம்ம யோசிக்கிறோம் தயவு செய்து நம்ம அப்படி யோசிக்க கூடாது என்ன பொருள் வேணுமோ அதை குடும்பமா உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே இந்த பொருள் எங்களுக்கு வேணும் நீங்க தான் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி ஜபிக்க போது ஆண்டவர் இந்த பொருள் நமக்கு வாங்கி தருவார் கடன் எங்கேயும் வாங்கக்கூடாது தவணையில எதுவும் வாங்கக்கூடாது இது ஒரு பயிற்சி இந்த பயிற்சியை நம்ம பழகிட்டோம்னா கடன் வாங்க வேண்டியதா இருக்காது நமக்கு தேவையானதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு நாம ஜெபிக்கலாமா அன்புள்ள ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனைக்காக நாங்க இன்றைக்கு ஜபி ஜெபிக்கிறமாண்டவரே தகப்பனே எவ்வளவு குடும்பங்களில் என்னென்ன கடன்லாம் பட்டு சிக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியுமப்பா ஆண்டவரே நாங்கள் புத்தி இல்லாமல் இந்த காரியத்தை செய்கிறோம் நினைச்சதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு எல்லாவற்றையும் தவணையில் வாங்கி போட்டு சம்பளம் பத்தலை பிடித்தும் போயிடுது மறுபடியும் மறுபடியும் அதை சமாளிக்க கடன் வாங்குறோம் இந்த கடனை சமாளிக்க இன்னொரு கடனை வாங்குறோம் இப்படி கடன் மேலே கடன் பட்டு கடன் பட்டு மிகுந்த வேதனையோடு மாறி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் சண்டை பிரச்சனை தேவைகளை சந்திக்க முடியல ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறோம் அது எந்த விலை இருந்தாலும் சரி ஆசைப்பட்டோம்ல அதை உடனே வாங்கணும் கடன் வாங்கணும் தவணையில் வாங்கணும் கொஞ்ச நாள் ஆகுது கட்ட முடியலை அவன் வந்து பைக்கை தூக்கிட்டு போயிருந்தான் எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க அசிங்கமாக இருக்குது சரி இதோடு விடுறோமா கொஞ்ச நாள் ஆகுது இன்னொரு பொருள் வாங்கணும் ஆசைப்படுறோம் அதை வாங்கும்போது இந்த கடன் இன்னும் முடியலையே அதை வாங்கலாமான்னு யோசிக்கிறது இல்லை எப்படியும் வாங்கணுமே உடனே அடுத்த கடனுக்கு கொடுக்குறோம் அதை வாங்கி போடுக்கிறோம் இப்படி மாற்றி மாற்றி மாற்றி கடனில் வாங்கி போட்டுட்டு ஒன்றுமே கையில் இல்லை பிச்சைக்காரன் போல் இருக்கிறோம் வீடு நிறைய ஜாமா இருக்கு ஆனால் எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை இப்படி தான் ஆண்டவரை எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்படுறாங்க வேதனைப்படுறாங்க கல்யாணம் சொல்கிறாங்க கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட கடன் வாங்கியிருந்தாங்க இப்போ கொரோனா காலத்தில் பத்து பேரை வச்சு இருபது பேர் வச்சு கல்யாணம் நடத்துறாங்க அதுவும் கல்யாணம் தானே ஏன் அதை நம்ம வரவுக்கு உட்பட்டு செய்யக்கூடாது ஆடம்பரமா செஞ்சு கடன் எத்தனையோ இடங்கள்ல இந்த கடனால தற்கொலையே பண்ணிக்கிடுறாங்க கேட்டா கல்யாண கடன் அந்த கடன் இந்த கடன் சொல்றாங்க வீட்டு கடன் வாங்குறாங்க அந்த கடனை கட்ட முடியாம ஒண்ணு வீட்டை ஒத்திக்கி விட்டுருதாங்க அல்லது வீட்டை வித்துருதாங்க என்ன பிரயோஜனம் கட்டின வீட்டுல அவங்களே குடியிருக்க முடியல இவ்வளவு பரிதாபமான நிலைமாண்டவரை நாங்க மாத்திரம் இல்ல இந்த நிலைமையெல்லாம் பார்த்து நீங்க துக்கப்படுறீங்க அனாவசிய செலவு புத்தீனமா நிறைய கடனை வாங்கி ஆண்டவரே நாங்கள் கஷ்டப்படுறோம் இது நாங்கள் உணர்கிறோம் இப்போ நல்ல உணர்கிறோம் எங்கள் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்காதனால தான் இப்படி கடல்ல மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவர் எங்களை மன்னிங்க இனிமே இப்படிப்பட்ட கடன் வாங்காத இருக்க நீங்க தான் கிருப தரணும் உங்க மேல விசுவாசமா இருந்து நாங்க கடைசி வரையிலையும் இதுக்காக நாங்க தீர்மானமா இருந்தோம் சொன்னா நிச்சயமா கத்திரங்களை ஆசிர்வதிப்பீங்க எந்த பொருளையும் நாங்க கடன் இல்லாம சந்தோஷமா வாங்கி அது வீடா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் எங்கள் கத்தர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதம்னு நாங்க எல்லாருக்கும் சொல்லுவோம் அப்படிப்பட்டதான கிருபைய தேவன் எங்களுக்கு தந்து ஆசிர்வதிக்கிறபடினாலே எங்கள் தெய்வத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் தேவனுடைய நாமமே மகிமைப்படுவதாக ஆமேன் ஆமேன்